வணக்கம் bank Nifty future one minute chart இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் தேர்ட் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு nine thirty two so market open ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் வந்து ஒரு அப்பர் சைடில் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at forty one thousand three hundred and sixty six அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு மேலே இருக்க green colour line target line கீழே இருக்க red colour line stop loss line first ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒன் நாட் ஃபோர் பாயிண்ட் இருக்குது forty one thousand four sixty nine point fourteen இருக்குது ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது எப்படி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருது வர்ற கால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்மளுடைய சேனலில் நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிஜிட்டேடு அதில் போயிட்டு நீங்கள் ப்ரீயஸ் டே வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு சார்ட் தான் நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் டெய்லி ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ண போகிறீங்க அதில் உங்களுக்கு entry point target one and two stop loss வரும் அதை பார்த்துட்டு வெறும் ஆர்டர் மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும் இதில் மேனுவல் ட்ரேடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயம் தான் ஆட்டோ ட்ரேடிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் நாங்கள் அனுப்புகிறோம் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலட்டைல் இருந்துச்சு ஒரு first target range one time பார்த்தீங்க அப்படின்னா கால் ஜென்ரேட் ஆனால் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுச்சு பட் அகெயின் வந்து கீழே வந்ததில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு இப்போ டைம் பாருங்கள் ஒரு டென் டென் ஆகுது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நமக்கு வந்து பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ட்டி மினிட்ஸில் இப்போ ஜஸ்ட் இந்த டூ கேண்டில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரம் என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்து டார்கெட் ஒன்று ரொம்ப ஈஸியாக டூவே கேண்டில் ஜஸ்ட் டூ கேண்டிலில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம் forty one thousand call option பார்க்குறோம் வீக்லி எக்ஸ்பைரி ஆக போகுது அதாவது இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு forty one thousand call option chart இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ தேர்ட்டி நைன் ரேஞ்சில் வந்து பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபார்ட்டி அதாவது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இது வந்து ஒரு இந்த மணி ஆப்ஷன் தான் ஸோ இந்த மணி ஆப்ஷன்றனால நமக்கு ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சோ அதே அளவு மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணும் மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணியில் நடக்கும் அதே ஒரு அட் மணி போயிடுறீங்க அப்படின்னா ஒரு forty to fifty percentage of movement பார்த்தீங்க அப்படின்னா அட் மணி ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸ் பார்த்து வெறும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் அதுவும் முடியலைன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேடிங்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ஸை பற்றின சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ